தூத்துக்குடியில் பிறந்தவர் சினிமாவில் ஸ்டன் காட்சிகள் பண்ணுறது இவரோட தொழில் சின்ன வயசுல இருந்தே நம்ம நல்லா இல்லைன்னு ஒரு வருத்தம் இருந்தாலும் தன்னோட முடி ரொம்ப பிடிக்குமா கண்ணாடியை பார்த்து ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிட்டே இருப்பாராம் டேரக்டர் கூப்பிட்டு எங்கிருந்து குதிக்க சொன்னாலும் உடனே அங்கிருந்து குதிப்பாராம் ரொம்ப அர்ப்பணிப்பாக வேலை செய்வாராம் கேரளாவில் வயநாட்டில் ஒரு ஷூட்டிங் நடக்குது அந்த டேரக்டர் லோக்கல் ஸ்டன் மாஸ்டர் யாரும் இந்த கழிவு நீரில் குதிக்க மாட்டாங்கன்னு தமிழ்நாட்டில் இருந்து இவரை வரவழைச்சு அந்த ஸ்டன் சீன் எடுக்கிறாங்க அந்த கழிவு நீரில் குதிச்சதுக்கு அப்புறமா மேலே அரிக்க ஆரம்பிச்சிருக்கு நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள தலைமுடியெல்லாம் கொட்டிடுது புருவ முடியும் கொட்டிடுது இதுக்கு முன்னால என் குரலை தான் கேவலமாக இருக்குன்னு அசிங்கப்படுத்தினாங்க இப்போ முடியெல்லாம் கொட்டி மொட்டை தலையோட ஏலியன் மாதிரி இருக்கேன்னு கேலி பண்ணுறாங்க எங்கே போனாலும் என்னாச்சுன்னு கேட்டே நோகடிக்கிறாங்க கண்ணாடி பார்க்குற பழக்கத்தையே விட்டுறாரு நான் கடவுள் பாஸ் என்கிற பாஸ்கரன் டார்லிங் படத்தில் நடிச்சாரு எந்த குரலை எந்த உருவத்தை கேலி பண்ணாங்களோ இன்னைக்கு அதுதான் இவரோட அடையாளம் பதினஞ்சு வருஷமா அசிங்கத்தோட அவமானத்தோட வழியோட பயணிச்ச இவர் இன்னைக்கு முக்கியமான காமெடி நடிகனா வளம் வந்துட்டு இருக்காரு எதை உன்னோட மைனஸ்ன்னு சொல்றாங்களோ அதையே தன்னோட ஆ மாத்தி ஜெயிச்சவர் தான் மொட்ட ராஜேந்திரன் அவர்கள்